சஸ்லோகோ பவதின்னு ஆரம்பம் அப்படின்னா கீழே என்ன சொன்னான் பிரம்மயூசன் பிரம்மஹாத்தியேதி பிரம்மத்தில் போய் ஏகீக்காரம் ஆகி போகிறான் அத்தியத்துன்னு அதில் லயத்தை அடைகிறான்னு அர்த்தம் இது எப்படியும் அதில் லயத்தை அடைகிறான்னா எதுவோ என்னமோ நிறையா வேதாந்த சண்டை போட வேணாம் ஏன்னா எதோ வாயுமானி பூதானி ஜாயந்தே ஏன ஜாதானி ஜீவந்தி எத்பிரயந்தி அபிசம்பிசந்தி அது உள்ள பிரவேசிச்சுடுறானே இருக்கு அபிசம்பிசந்தி அபிசம்பிசந்தி முழு அதுல போய் ஏக்கமாகறான் மூக்கத்திலேயே ஏக்கமாகறான்னா அவன் ஏக்கமாகறான் அதுக்கப்புறம் மூர்ச்ச அவஸ்தில் அதுக்காலும் காடமான ஐக்கியம் அதுக்கப்புறம் மரணாவஸ்தில் அதை ஐக்கியம் மோட்சத்தில் தான் பூர்ணமான ஐக்கியம் அந்த ஐக்கியம் என்ன இந்த மாதிரி இல்லை அவன் இருந்துட்டு இருப்பான் அங்கேயும் இருந்திருப்பான் அதான் சாவித்ய மோட்சன் பேரு ஐக்கியத்துல ரெண்டு மூணு கண்டிஷன் இருக்கு அது இப்போ வானா இப்போ அவன் போக போக வரும் அது அதனால அங்க அப்பியந்தின்னு வந்திருக்கு பிரம்ம விவசாயம் பிரம்மா அப்பியாச்சு அத்தியாயத்தினா அங்கே போய் சேர்ந்துக்கிறாராம் அதனுடைய அதனுடைய விவரணமாக அந்த கண்டிஷனை பற்றி ஸ்லோகங்கள் இருக்குது நிறையா பத்து பதினஞ்சு ஸ்லோகம் இருக்குது அதே சஸ்லோகோ பவதி எதா சர்வே பிரமுச்சந்து இது நேற்றே ஆயிடுதாக்கும் ததே தே ஸ்லோகா பவந்தி அதுல இந்த ஸ்லோகங்கள்லாம் வருது வரிசையான்றா இந்த ஸ்லோகம் ரெண்டும் ஆயிருக்கு இல்லையா உங்களுக்கு இல்ல இல்ல அனுப்பந்தா பண்ணணும் அனுப்பந்தாவே பண்ணணும் அதுதானே அனுப்பந்தா விததா புராணம் இந்த மார்க்கமானது அதி சூக்மமானது சந்தாகன்றது போகிற மார்க்கம் அதி சூக்ஷ்மம் ரொம்ப விசாரமான மார்க்கம் அது புராணா நீங்க புதுசா நம்ம புதுசா சொல்றது இல்ல அனாதி காலத்துல யார் போனாலும் அப்படிதான் போய் ஆகணும் மாம் ஸ்பிருஷ்டா இந்த மார்க்கம் நம்மளுக்கு அர்த்தமாகிறதப்போ அனுவித்தோ மயைவா நானே அதை அர்த்தமும் பண்ணிட்டு இருக்கேன் நான் அது அது அதை அனுசரிச்சு நானும் அர்த்தம் பண்ணிட்டு இருக்கேன் அதனால எனக்கு மொத்தம் அர்த்தமாகுதுன்றாவா அந்த அஜானத்துக்கு அவசியம் இல்லை அந்த அர்த்தத்துல அதனால ஏன தீரா அதியந்தி பிரம்மவிதா பிரம்ம ஜானிகளா இருக்கா அந்த மார்க்கத்தினால போய் அந்த இடத்துல பயத்தை அடைகிறாவா சொர்க்கம் லோகம் இத ஊர்துவம் முக்தாக இதாக முக்தாக லோகத்தின் விடுதலை அடைஞ்சு முக்தாக ஊர்து லோகத்துக்கு போய் ஊர்து லோகம்னா எங்கே எங்கேன்னு கேட்கணும் மேல அப்புறம்னா ப்ரமோஷன் மாதிரி வச்சுக்கோம் சொர்க்கம் தான் பிரம்ம சொர்க்கம் கட்டோம் இடத்துல தான் சொர்க்கே லோகே நவ நவயங்கிங்க நாசி வருதே அங்கெல்லாம் சொர்க்கம்னா மோக்கம் தான் அர்த்தம் அங்கெல்லாம் அது எப்படி சொர்க்கம் பேர் வந்துன்னு கேட்கலாம் எல்லாம் தான் ரொம்ப ரகசியங்கள் எல்லாம் இருக்குது கர்ம காண்டம் ஞான காண்டம் திசாண்ட கிண்ட எல்லாம் அனந்தர காலத்துல வந்தது ஒரிஜினல்ல இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை வித்தியாசமே கிடையாது அந்த காலத்து விஷயம் அப்புறம் சொல்றேன் நான் அப்புறம் சொர்க்கம்னா இங்கெல்லாம் மோக்ஷம்னு அர்த்தம் இங்கெல்லாம் கட்டோபனிஷத்துல வந்திருக்கிறது வச்சுட்டு அப்படியே பண்ணிக்க வேண்டியது இப்ப சத்தியத்துக்கு சொர்க்கம் லோகம் அந்த லோகத்தை போய் அடையிறா மித ஊர்தும் விமுக்தாக ஒரு சந்தேகம் இங்க இதுக்கு முந்தின ஸ்லோகத்துல அத்திர பிரம்ம சமுஷ்ண சமாஷ்ணத்தேன் இருக்கு இங்க எங்கேயோ லோகம் இத ஊர்தும் விமுக்தாக அப்படின்னு போட்டிருக்கு அதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் என்ன இங்க இந்த லோகத்துல உபாசனை இன்னும் முடியல சரீரத்தை விட்டு கிளம்பல இன்னும் அவன் சரீரத்துக்கு ஆகக்கூடிய அனுபவம் பிரம்மானுபவத்தை பத்தி அத்திர பிரம்ம சமஸ்கிருத்தேன்னு சொல்றது அதுக்கப்புறம் அகிநிர்வயணி ஏன்னா பாம்பு பொறைய விட்டுட்டு கிளம்புற மாதிரியும் திஷ்டாந்தம் வந்துருக்கு பாருங்க பாம்பு பொறைய விட்டு கிளம்புற மாதிரி இந்த சரீரத்தை விட்டு கிளம்புறதுக்கு அப்புறம் இந்த சரீரம் இங்கேயே பிரத்தாம் பிரதா அங்கேயே விழுந்து கிடக்கும் இந்த சரீரம் இதெல்லாம் வந்துருக்கு பாருங்க சரீரத்தை விட்டு போற சரீரத்தை விட்டு போகச்சு எப்படி ஆகுறதுன்னு சொல்லிட்டு வருது இப்போ சரீரத்திலேயே இருக்கச்சு ஆகக்கூடிய அனுபவம் ஒண்ணும் சரீரத்தை விட்டாத்து ஆகக்கூடிய அனுபவம் ரெண்டாவது அதனால்தான் நம்ம நம்ம ராமானுஜ சம்பிரதாயத்துல ஜீவன் முக்தி அவஸ்தைய ஒரு அவஸ்தையாக ஒத்துக்கிறது இல்ல ஏன்னா இங்கே ஜீவன் முக்தாக முக்தி ஆகி போச்சோன்னா மேலாகக்கூடிய முக்தி இது என்னால வித்தியாசம்னா சொல்ல தெரியல இருக்கும் ரொம்ப மேல இருக்கிறது சரீரத்தோட இருக்கிறது காலத்துல ஒரு லிமிட்டட் எதுவானாலும் சரீரம் விட்டா சொன்னா அப்புறம் அவனுக்கு ஆகக்கூடியதான ஒரு விசாலமான அனுபவத்துக்கும் அப்ப முதல்ல இருந்த அனுபவத்துக்கும் ஒண்ணுக்கு ஒண்ணுக்கு சம்மந்தமே கிடையாது அவ்வளோ பெருசாகி போறது விசாலமாகி போறது அதுக்காக நம்மள ஜீவன் முக்தின்ற சப்தத்தை ஒத்துக்கிறது இல்லை நம்ம வாழ்ல ஜீவன் முக்தி அவஸ்தை உண்டு அது வச்சுன்னா அத்திர பிரம்ம சமஸ்கிருதே சமயம் வித்வான் அமிர்த இக பவதி அந்த அனுபவம் எல்லாம் உண்டு ஆனா அந்த அனுபவமே கடைசி இல்ல மோட்சம் அனுபவமே வேற இது மோட்சம் மாதிரி ஆனந்த அனுபவம் உண்டு இங்கேயும் ரொம்ப வித்தியாசம் உண்டுன்னு காமிக்கிறதாக அப்படி பண்ணிருக்காங்க அதனால சரீரம் விட்டான் ஆகக்கூடிய விஷயமே வேற சரீரத்தோடு கூடிய சதேக முக்தி விதேக முக்தின்னு சொல்றா வாழலாம் நம்ம சதேக முக்தி தனியா ஒத்துக்கல இதே காரணம் தான் இந்த அனாவசியமான சண்டைகளுக்கு அவகாசம் கொடுக்கூடாதுன்னு தான் அப்படி வச்சிருக்காவா அதனால அப்ப சொன்னதே வேற இப்ப சொன்னதே வேற வித்தியாசம் தெரிஞ்சா கொஞ்சம் சரி சந்தேகம் பரிமா பரிகாரம் ஆச்சா நல்லா ஆச்சு பரிகாரம் ஆச்சா அதுக்கப்புறம் ததேச ஸ்லோகம் அதுக்காக தான் அது பிரிச்சு தனியா அங்க ரெண்டு அங்க ஒரு ஸ்லோகம் ததேச ஸ்லோகோ பகுதி சொல்லி ஏகோசனாங்க ததேச ஸ்லோகா பவந்தி சரீரம் ஆனாட்டு ஆகக்கூடிய அனுபவத்தை பத்தி அந்த மார்க்கமானது அவ்வளோ சூக்ஷமான மார்க்கம் ரொம்ப பிரம்மாண்டமான மார்க்கம் புராணமான மார்க்கம் புராணம்னா எப்பவும் என்னைக்கும் ஆகக்கூடிய மார்க்கம் இருக்கும் புராணகான்றதுக்கு பதத்துக்கு ரொம்ப பழசு புராபி நவகா ரொம்ப பழசு ஆனால் நித்திய நூன நூத்தனமாவே இருக்கும் அது அந்த மாதிரி ஆத்ம மார்க்கம் அது ஆத்ம மார்க்கம் அது அது மாம் ஸ்பிருஷ்டா அந்த மார்க்கம் என்னை வந்து அடைஞ்சதுன்றார் நான் அந்த மார்க்கத்தில் போனேன்னு சொல்றது இல்லை இந்த உபநிஷத்துல அது என்னை வந்து அடைஞ்ச அந்த மார்க்கம் நானும் வித்தகா அதை அனுசரித்து அதை புரிஞ்சின்றேன் நானும் அணு வித்தகா அதனால அந்த மார்க்கத்துல சேன தீரா அபியந்தி பிரம்மவிதா இந்த பிரம்ம ஜானங்கள் எல்லாம் அந்த மார்க்கத்துல ரொம்ப தீராளாரால் தான் முடியும் சாதிக்க முடியாத விஷயம் அது ஏன்னா சர்வத்தையும் தொடர்ந்து பிரம்மத்துக்காக போராடுறதுன்னு இருக்குதே உபனிஷத்து எங்க போனாலும் தமிழ் தீரோ விஜ்ஞாயா எங்க போனாலும் தீரா சசைவ ஆத்மா தீரா எங்க சத்விஷ்ணுத்தா பசந்தி சூரியா அங்க இல்ல வேற இடத்துல இங்க எல்லா நடங்கள் அநேக இடங்கள் வருது தீரா தீரா அது நிறைய வரும் ஆஹ் ஒரு சின்ன சந்தேகம் மாமா அணுகுன்னு இருக்கு அணு இருக்கு அது எப்படி ரெண்டும் சரி அப்படி வருது அணுகுன்றது அணு நம்ம சூக்ஷம் ஒரு அர்த்தம் சொல்றா போறோம் சூக்ஷம் ஆட்டம் தீர் மாதிரி வச்சுக்கோ ஆட்டம் ரொம்ப சூக்ஷம் இல்லையா ஆனா அங்க இருக்கக்கூடிய விஷயம் எவ்வளவு பெருசு அத்தனையே பிரம்மாண்டம் அத்தனையே பிரம்மாண்டம் அத்தனையே சூக்ஷம் நம்ம புத்தியை நின்று அர்த்தம் அனுகுனாக அதனுடைய அதுவும் பிரம்மாண்டமான விஷயம் அதுவும் அதுக்காக சொல்லலாம் அது விதத்தாகவும் சொல்லலாம் விலட்சணமான அனுபவங்கள் அதெல்லாம் அது அந்த மாதிரி ஆஹ் சரியாச்சா சரியாச்சு சரியாச்சு தேன தீராக அப்படி தீரால் தான் அதெல்லாம் சாதிக்க முடியும் அப்பியந்தி பிரம்மவிதா அங்க போய் தான் எங்க என்ன சொர்க்கம் லோகம் அது மோட்சத்துக்கே சொர்க்கம் பேரு இந்த ஊர்தும் முக்தாக முமுக்தாக விடுதலை அடைஞ்சு இங்க இங்கேருந்து விடுதலை அடைஞ்சு அங்க போய் சேர்றா வா சுக்ரம் உத நீளம் ஆகும் அது எப்படி இருக்குன்னா விதவிதமான கலர் இருக்குமா துவாவாளுடைய சரீர ரச்சனை மேல வருதுன்னு சொல்லி எழுதுறாங்க வியாக்கியானத்துல அப்ப முன்னுக்கு பூர்வத்துல என்ன பூர்த்தி அவன் கரையில சரீரத்தை விட்டுருக்கான தவிர இங்கேருந்து போறதுக்கும் சூக்ம சரீரம் ரொம்ப தூரம் வரைக்கும் போறது அப்புறம் காரண சரீரம் ஒன்று இருக்குன்னு சொல்றா அது நம்ம கிரந்தங்கள் அதிகமா வரல சூக்ம சரீரம் மாத்திரம் வருது அதெல்லாம் அப்பப்போ சொல்றேன்னு சொல்றேன் நான் அதுக்காக ரொம்ப தூரம் போறாவா அது அதனால கலர் கலருக்கெல்லாம் விசித்திரம் ஆகிறதுக்கெல்லாம் அவகாசம் இருக்குன்னு எழுதுறாவா தஸ்மின் சுக்லம் புத நீலமாகும் சிங்களம் ஹரிதம் லோகிதஞ்சா ஏஷ பந்தா பிரம்மணாக அனுவித்தா பிரம்மணா அனுவித்தான்னு அர்த்தம் பிரம்மணானா பிரம்ம பிரம்மஜானினாலே திருத்திய பிரம்மணான்னு அந்த அனுவித்தா அவருக்கு அனுசரிச்சுன்னு போயிட்டு இருக்கான் அவன் ஏனைவ பிரம்மவித்து புண்ணியகிருத்தை சச்சா அதே மார்க்கத்தினாலேயே பிரம்மவித்தானவனும் அவன் புண்ணியம் பண்ணி மகா சுகிருத்தியானவன் தைஜசகான்னு அவனுக்கு அந்த ஜீவத்தினுடைய ஸ்திதி தேஜோமயன ஆகிறான எக்கா தைஜசா அப்பேற்பட்ட முக்தாத்மாவனும் அந்த வழியில போறானவன் தம் தம் அப்பிரபிசந்தி ஏ அவித்யாம் உபாசத்தே தோ பூஜ பூஜ யுவத்தே தமா எவ் வித்யாயாம் ஈசா மந்திரம் இது அதுவும் இதுவும் ஒரே மாதிரி இருக்கு அந்தம் தம் அப்பிரபிசந்தி இதுல அவித்யோபாசனம் பண்ணுவாளுக்கு என்னைக்கானாலும் கெட்டது கெட்டது அவித்யோபாசத்தே தே அந்தம் தமஹா அவன் காடாந்தகமான தமோ ரூபமான லோகத்துக்கு போய் சேர்றாவா ஆனா அது அதை காட்டும் அதான் முக்கியமா இங்க சொல்ல வந்த உத்தேசம் அவளுக்கு தத்தோ பூஜ இவா அதை காட்டும் ரொம்ப அதிகமான தமசுல போய் சேர்றாளாவா பூஜை இவத்தே தமஹா தே அதே பிரம்ம ஜானிகளா இருக்கிறவா உபாசனம் பண்றவா அதை காட்டும் இன்னும் காடமான அந்த காலத்துல போவாளாம் எப்பேற்பட்ட பிரம்மஜானி தெரியுமா எவ்வளவு வித்யாயாகும் ரதா யார் வித்தியிலே ரத்தாளா இருக்காலும் ரொம்ப கஷ்டமான விஷயம் வித்தியில அங்க இருக்கிற ரத்தான்னு ஒரு பதம் இருக்கு பாரு அதை பார்த்துட்டு இதுக்கு பரிகாரம் பண்ணணும் ரொம்ப கஷ்டப்பட்டுருங்க நான் இதுக்கெல்லாம் அர்த்தத்துக்கு ஏன்னா புஸ்தகங்கள் கிடைக்க ஆப்புறதே இல்லை அவன் என்னமோ எழுத்துன்னு எழுதுறா நமக்கு சரியாகிறதே இல்லை இதெல்லாம் அது சாராம்சம் என்ன தெரியுமா அத்தையே பிரிச்சாண்டு விட்டாங்கன்னு அர்த்தம் மார்க்கத்தையே பிரிச்சாண்டு விட்டு அதுவே பிரம்மாண்டமான ஆனந்தமாகும் இல்லையே அதுவே சர்வஸ்வம் நின்று அங்கேயே உட்காந்துட்டான் நான் உன்னுக்கு கிடைக்காது போனோம் அவனுக்கு அப்படின்னு அர்த்தம் அதுக்காக ஜவு யார் வித்யாயாம் ஊ இன்னும் வித்தியிலேயே ரத்தாக அதுலயே ஆனந்தப்பட்டு விடுறாளோ அவ எல்லாம் கையில கிடைச்சும் கூட பலம் கிடைக்காது போறதே அதுக்காக இதுக்காண்ட ரொம்ப நஷ்டத்தை அனுபவிக்கிறான்றதுக்காக தத்தோ பூஜை யுவத்தாய தமகான் அதுக்காண்ட தமோ லோகத்துக்கு போய் சேர்ந்துடுறா கடைசியில இங்க அவித்யே இங்க அவித்ய வித்யா என்ன கரெக்டா என்னன்னு சொல்றீங்க அவித்யா அப்படின்னா என்ன இங்க ஞானம் வித்யன்றது ஞானம் அவித்யன்றது அஜானம் பிரகிருதி தான் பிரகிருதி அஜானத்து உபாசனம் பண்ணுவாளுக்கு அந்த தோம பிரகிருதி சகஜம் தானே ஆனா பிரகிருத்தியே பரபிரம் நினைச்சிருக்கோம் நினைக்கிறவளுக்கு இல்லையா இந்த லோகத்து விஷயத்தையே பிரம்மாண்டமா நினைக்கிறவா இப்ப ரங்கராமானுஜ பாஷத்தை அவித்யன்றது கர்மம்னு சொல்றா இல்லையா அது அது அவித்யா கர்மான்னு சொல்ற கர்மத்தை உபாசனம் பண்ணா அதே தான் அர்த்தம் அப்படிதான் கர்மத்தையே கட்டினு வந்துருக்கு கர்மம் எல்லாம் தாண்டி தானே மோட்சம் இப்போ வித்யே வித்யேன்னு சொன்னா உபாசனைன்னு அர்த்தம் இல்லையா ஆமா அங்கதான் கஷ்டம் அங்க அங்க கர்மத்தை விட்டு வித்யா பண்றவான்னு சொல்றாங்க நித்திய நைமித்திக கர்மாதிகள் பரித்திய பரித்தியாகம் பண்ணி யார் வந்து உபாசனையிலேயே இருக்கிறாளோ அப்படின்னு சொல்றான் அதான் சரி அது சரிண்ணா அது நம்ம நம்ம நம்ம சம்பிரதாயத்துல ஒரு பெரிய விசேஷம் அது கர்மத்தை என்னைக்கும் விடக்கூடாது விடக்கூடாதுன்னு எது வரைக்கும் பண்ண முடியும் கர்மத்தை இவனுக்கு சக்தி இருக்கிற வரைக்கும் தான் அதான் முன்னே சொல்லிட்டு நான் தரோம் நாம கர்மத்தை விடக்கூடாது கர்மம் நம்ம விட்டாவிட்டு அதை பத்தி கொஸ்டனே இல்லை அப்புறம் அதுதான் சயின்டிபிக் அப்ரோச்மெண்ட்டே வரணும் எல்லாம் தாண்டி நான் விட்டு அவனுக்கு எதை பத்தி பத்தி ஒரு யோசனையும் இல்லாத இருக்கு ஒரு உதாரணத்துக்கு ஜடபரத் உபாக்கியானம் கேட்டுருங்களா அவன் சஞ்சாவதமே பண்ணல அவன் அவன் உடம்பே கிடையாது அவனுக்கு சாப்பாடு யோசனை இல்லாத இருந்தான் அந்த லெவல்ல அவனுக்கு கர்மமாவது கிரமமாவது அனுஷ்டானமாவது அது மாதிரி பிரம்மானந்தத்துல மூழ்கி இருக்கிறவனுக்கு எந்த கர்மம் பண்ண வேண்டிய அவசியத்தையும் இல்லாத ஒரு ஸ்டேஜ் உண்டு அது ஒருத்தர் யோசிக்கவே வேணானு அத்வைத்திகள் கர்ம தியாகமே பெரிய புருஷார்த்தம் மாதிரி எண்ணிவிட்டாவா அதுக்காக நைஷ்கர்ம யோகம்னு பண்ணிவிட்டு கர்மத்தை விட்டு தொலைச்சிருங்கோ அதுக்கு மேல கேட்டா அவ சொல்றா தத்துவ சொல்றா வித்வத் சந்யாசம் வேற விவிதிசா சந்யாசம் ஆகுது சொன்னா சந்தின்னு வருது பாரு நம்ம எதுதான்

கர்மானுஷ்டானத்துக்கு மேல ஞானம் இருந்தா தானே நமக்கு அதை பத்தி பிரச்சனையே கிடையாது ஏன்னா ஞானம் வந்தா அப்படிதான் கர்மம் வச்சுக்கணுமா வரவான் சந்தேகம் ஞானத்துக்கு இங்கே இருந்து கொண்டு வரட்டும் ஆனால் இப்ப தெரிஞ்சா கர்மம் பண்ணிட்டு இருக்க வேண்டியதுதான் அத்தியோட நிறுத்த வேண்டியது சர்ச்சைகள்லாம் போக போக தானா தெளியும் அது ஒருத்தர் சொல்லி தெளிகிற விஷயமே இல்லை தனக்கு தானா டெவலப் ஆகும் உள்ளுக்குள்ள ஆத்மா அப்புறம் பார்க்கலாம் அந்த விஷயம் சாராம்சம் இப்போ வித்யாயாகம் ரத்தாக உட்காந்துருக்கு பாருங்க அந்த இடத்துல இருக்கிற ரத்தாகன்ற பதம் ஆதனத்தையே பெருசாக விட்ட மாதிரி தோனியில போயிட்டு இருக்கான் தோனி ரொம்ப அழகா தான் போகும் அப்படியே ரொம்ப நல்லா இருக்கு அழகா இருக்கேன்னு சொல்லிட்டு அப்படியே தோனி விட்டு கீழே இறங்க மாட்டேன்னா கறிக்கு போறது எப்படி நாம அந்த தோனி மூழ்கி போய் எங்கேயோ கொண்டு கவுத்துறாது அப்புறம் அந்த மாதிரி ஆனம் இங்கே போற வழி இப்போதெல்லாம் இந்த வெளியே பிரம்மாண்டமான ஆனந்தமயமானது தான் அது உபாசனா காலத்திலேருந்தே ஆகக்கூடிய பிரம்மானுபவம் பிரம்மாண்ட ஆனந்த ரூபமாக தான் இருக்கும் அது மேல ஆனந்தம் தெரியாதனா இதே பெருசா இருக்கும் அப்போ இதே ஆனந்தம் பிரமாட்டமா இருக்கேன்னு சொல்லிட்டு இதே போருன்னு சொல்லிட்டாங்கன்னா அங்கே தான் உட்காந்துருக்கணும் அவன் ராஜாவுடைய அரண்மனை பார்க்க போறவன் இன்னும் இருக்கிற ஹாலை பார்த்தாலே பிரம்மாண்டமா தோணும் ஆஹா நான் பார்த்துன்னு திரும்பிட்டாங்கன்னா உள்ள போய் பார்க்க ஜப்போ அப்புறம் ஆகையினால அதெல்லாம் முன்னுக்கு இருக்கிறத பிரிஞ்சு செஞ்சு இதெல்லாம் ஒரு மாதிரி ஆகும் அதனால சாதனா காலத்தில் ஆகக்கூடிய அனுபவம் மாட்டோம் பார்க்கு காலத்தில் போகக்கூடிய அனுபவம் ஆகட்டும் அதெல்லாம் ரொம்ப அல்பமான விஷயம் பெருசாயின்னு கூடாது நடத்தும் ஞானத்தையே கூட ஞானம்னா இந்த அனுபவம் இல்லைங்க சாதனமான ஞானம் இந்த பிரம்ம வித்தின் பேர் வாங்கிக்கிறானே அந்த பிரம்ம ஜானம் அந்த ஞானத்தையே பெருசா அணுட்டாளானே அதுவும் ஒரு ஆனந்தம் தான் அந்த ஆனந்தத்தையே பெருசா அணுட்டானே உனக்கு மோட்ச ஆனந்தமே கிடைக்காத போடலாம் இருக்கு அதுக்காக அந்தந்தம பிரவிசந்தி ஏ உபாசத்தை தத்துவ பூஜைவா பூயவா பெருசான ஒரு கஷ்டத்தை அனுபவிச்ச மாதிரி ஆய்வு போனோம் அவளுக்கு ஏத்தமஹா ஏன்னா கை காட்டுறது கூட அவளுக்கு அனுபவத்துக்கு இல்லாதபடி அதுலயே சர்வசனம் நின்று விடலாம் அதுக்காக வித்யாயாகும் ரதாக அதுலயே ஆசக்தி உள்ளவான்னு அர்த்தம் பொண்ணுக்கு குறிய மறந்துட்டாங்கன்னு அர்த்தம் குறிய மறந்துட்டு சாதன காலத்துல விஷயமே பிரம்மாண்டம் நினைக்கவே கூடாது அந்த அர்த்தத்துல வந்திருக்கக்கூடிய மந்திரம் அது அனந்தா நாமதே லோகா அந்தேன தமசாவிருதா தாகும்ஸ்தே பிரேத்தியாது கச்சந்தி அவித்வாம்சோ அபுதோ ஜனாக விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு புரியல சாதனையும் பண்ணல இன்னும் முன்னுக்கு பிரம்ம ஜானியாவும் ஆகல அவளுக்கெல்லாம் எங்க போய் சேர்றாருன்னா சாகும் ஸ்டேட் பிரேச்சா அப்புறம் சரீரம் விழுந்து போற காலத்துல அங்க போய் சேர்றா என்ன லோகம் அனந்தா நந்தான்னு ஆனந்தத்துக்கு நந்தன் பேரு நந்தா ஆ நந்தா ஆனு உபசர்க்கம் இங்க ஆ அனந்தாக ஆனந்தமே இல்லாத இடம் இருக்கும் அனந்தா நாமதே லோகா ஆனந்தமே இல்லாத மகா கஷ்டகரமான லோகம் அந்தேன தமசா மகா அந்தந்தமகான்னு சொல்லக்கூடியதான மகா கஷ்டமான ஸ்திதி அதுலயே இருக்கக்கூடியதான லோகம் அந்தேன தமசா விருதா அந்த லோகா அந்த அந்த லோகத்தெல்லாம் போய் சேர்றாய்வா சாகும்ஸ்தே பிரேத்தியாபிகச்சந்தி யாரு அவித்வாம்சா அபுதா ஜனாக அபுதானக விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டா முதல்ல அவித்வாம்சாத்தை அனுபவிச்சு சித்தி அடைஞ்சவன் அப்பேற்பட்ட ஜனங்கள்லாம் இந்த மாதிரி கஷ்ட லோகத்துக்கு போய் சேர்றா வாழலாம் ஆத்மானம் சேத்விஜானியாது அயமஸ்மீதி பூருஷா சங்கச்ச காமாயா சரீரமனு சஞ்சுவரே சரீரத்தை விட்டு போறது விஷயம் இருக்கட்டும் சரீரம் இருக்கிற காலத்திலேயே ஒரு அனுபவம் வந்தாய் போச்சுன்னா கூட அது ஒன்றும் சாமான்யமா இல்லைன்னு சொல்றாத்த ஆத்மானும் சேத்விஜானியாத் தன் ஆத்மாவை பத்தி அயம் அஸ்மைக்கு நான் இப்பேற்பட்டவன்றதா தன்னை பத்தி நல்லா புரிஞ்சுட்டதான ஒரு புருஷனானவன் அனம் அனந்தரம் எந்த எந்த ஆசைக்காக இந்த சரீரத்தை பீடை சஞ்சரியத்தினா அது பீடிக்கிறதுன்றது ஹிம்சை கொடுக்குறது சரீரத்துக்கு இந்த சரீரத்தை பீடிச்சு ஹிம்சப்படுத்த வேண்டிய அவசியத்தையே கிடையாது அவனுக்கு ஏன்னு கேட்டா சரீரத்துக்கு தப்பசோ குபசோ இதெல்லாம் ஒரு ஆசையை வச்சுனதுக்காக அந்த சாதன காலம் கை கிடைச்சாய் போச்சுன்னா அப்புறம் இதை பத்தி அவன் யோசிக்க வேண்டியது இல்லைன்னு சிமிச்சன்னு எத்த விரும்பி சசிய காமாயா எந்த மாதிரி காமத்தை அடையிறதுக்காக சரீரத்தை அவன் பீடிக்க வேண்டிய அவசியத்தை என்ன அவன் ஏன் கேட்டா அவன் தெரிஞ்சுக்க வேண்டியது தெரிஞ்சுட்டான் பிரதிபுத்த ஆத்மா அஸ்மின் சந்தேஷே ககனே ககனே பிரவிஷ்டா யார் ஒப்பனுக்கு அந்த மாதிரி சாதகனுக்கு அனுபவித்தா அத்த தெரிஞ்சுக்க అట్లా తెలుసుకు వెంటనే అనుసరించి எத்தனை ஆயிட்டானோ ஆத்மா பெறப்பட்ட ஆத்மாவானும் அஸ்மின் ఆత్మానం ககனே இந்த சரீரத்தை ககனமான இந்த சரீரத்துல சந்தேகியே சந்தேக விஷயமான இந்த சரீரத்தை மாற்றிட்டு இருந்தவன் இதுல இருந்து முடிச்சு விட்டாவன் அப்பேற்பட்டவன் விஸ்வகிருத்து சகி சர்வச கர்த்தா சாட்சாத் அவனே விஸ்வகிருத்து ஜெகத் சிரஷ்டா மாதிரி ஆகிறான் அவன் சர்வச கர்த்தா அவன் சர்வ ஜெகத் கர்த்தா மாதிரி ஆகிறான் அவன் சஸ்ய லோகா அவனுக்கு எல்லா லோகம் அவன் கைக்கு வருது அவனுக்கு சவு லோகி லோகம் கைக்கு வருதுன்றது ரெண்டு இல்லவே இல்லை அப்புறம் அவனே சர்வ லோகத்தும் அவன் அவன் உள்ளே அடங்கி போறது கடைசியில் மேல போக போக ஆகக்கூடிய அனுபவங்கள் எல்லாம் சக்கரமா அவன் உள்ளே அடங்கி போறது அப்போ ஜீவ சந்தோ அசவித் மகா இங்கேயே எல்லாம் தெரிஞ்சுட்டாதான் உண்டு இங்க ஜெக இங்க ஜெகத் வியாபார வர்ஜம் சொன்னமே எந்த விஸ்வகிருத்து சொல்றது இங்க ஜெகத் வியாபார வர்ஜம் தானே அவன் அருகா வியாபார வர்ஜம்ன்றது நம்ம சப்த பிரயோகம் பண்ற வரைக்கும் அப்புறம் பிரம்மா ஒன்றிய போய் சேரணும் பிரம்ம பிரம்ம சதுரிசமாகறான்னு ஒரு சப்தம் அந்த சாதிருஷ்யத்துக்கு அந்த சாதிருஷ்யத்துல இவனுக்கு தனியா ஒன் தனி ஸ்தானம் இருக்கிறவருக்கு ஜெகத் வியாபார வர்ஜம் தான் அவனே அவனா ஆகி போறான் கடைசியில ஆஹா சவிஸ்வகிருத்து அதான் உபனிஷத்து தர்ம சங்கட்டங்கள்லாம் விசுகிருத்தனா அந்த அவன் பகவான் ஜெகத் எல்லாம் இதுல இருக்கு பாருங்க பிரம்மசூத்திரத்துல வரைச்சு அப்புறம் சொல்றேன் நான் அந்த விஷயத்தை ಜೊತೆಗೆ அது ஒரு கண்டிஷன் வச்சுக்கோங்க ஜெகத் வியாபார ವರ್ಧನ ஒரு கண்டிஷன் அது ஒன்று அப்புறம் கடைசியில இவனுக்கு எல்லா சக்தியும் இவனுக்கும் வருதுன்னு இருக்கும் இல்லையோ அது வச்சுருக்கக்கூடிய தகராறும் இருக்குது ரொம்ப கடினம் தான் அதுக்காக தான் ராமா இருக்கிற உபநிஷத் பாஷ்யம் பண்ணலன்னு சொல்லிட்டு நான் தான் ரொம்ப கடினமான விஷயங்கள் இதெல்லாம் விஸ்வக்கிறது ஆனா விஸ்வகிருத்துனா அவனுடைய அவனுடைய சரீரமா ஆகிறான் சேர்க்கணும் இல்லைன்னா அவன் விஸ்வகிருத்தான் விஸ்வகிருத்தான ஜெகத்து கருத்தா இருக்கானே அவனுடைய சரீரமா அவன் இப்ப இருக்கிற பிரகாரம் பண்ணணும் சதார்த்தத்தை முதல்ல அர்த்தம் பண்ணிக்கோங்க அப்புறம் எப்படி நயனம் பண்ணலான்றது அப்புறம் பார்க்கலாம் கை சர்வச கர்த்தா அது விவரம் கொடுக்க மாதிரி உட்காந்து என்ன பண்றது சொல்லணும் அவனே எல்லாத்தையும் நாம ஆகலாம் அப்ப இப்படி சாமர்த்தியம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன் அவனுக்கு அப்ப இப்படி சாமர்த்தியம் எல்லாம் அவனுக்கு ஆனா ஆனாலும் அது பண்ண போறது இல்லை அவன் அப்படி வச்சுக்குவோம் கடிச்சு வச்சோம் அப்படி வச்சுக்குவோம் சத்தியத்து லோகா அவனுக்கு எல்லா லோகம் அவனுக்கு உண்டு மேல மேல போக போனா இதெல்லாம் அர்த்தமாகாத விஷயத்துல சவு லோக ஏவா அவனே அந்த லோகமாகி போறான்னு விட்டுருக்கு கேட்டா லோகாகனாக்க லோக்கியத்தைன்னு சொல்லுவா பார்க்கிறதுன்னு அர்த்தம் பார்க்கிறது பார்க்கப்படுறதுன்னு திரிபூட்டின்னு சொல்லுவா திரிபூட்டி வச்சிருந்து லோக்காக லோகான்னு வரும் திரிபூட்டின்னு நின்று போறது கடைசியில அவனே அதுவாகி போறான்னு கடைசியில முடிவு சவு லோக ஏவா ஆகையினால இக இவ சந்தோ அசபித் மகா சேர்ந்து நாம் ஏதாவது தெரிஞ்சுட்டோம்னா தத்வயம் தத்வயம் அப்படி தெரிஞ்சுட்டோம்னாக்க அவ சந்தா ஞானி ஆகி போனாலும் பரவாயில்ல அச்சே அப்படி ஆகாத போயாச்சுன்னா என்ன சரீரத்துக்குள்ளே ஆக வேண்டியதெல்லாம் ஆய்ப்புன்னு அர்த்தம் தெரிய நீ விழுந்து போனாட்டு அப்புறம் தாண்டா புரியும்னு சொல்லி தப்பிச்சுக்கிறாளே இதெல்லாம் போய் சொன்னா ரொம்ப தப்பா எண்ணிக்குவாங்க நீங்களும் அதான் ஒன்றும் கிடைக்காது அப்புறம் இங்க என்ன அனுபவம் அப்புறம் அதே தான் அனுபவம் அது இசைவ சந்தா ஆதவித்மஹா தத்வயம் நச்சேத வேதி மகதி வினஷ்டி புரியாது போச்சோன்னா தெரியுற விழுந்தாட்டு தான் வரும்னு சொல்றதுனா வரும் ஏமாற்று சமாச்சாரம் தான் ஆயிடும் பெரிய நஷ்டம் ஆயிடும் யார் அந்த மாதிரி இங்கேயே அந்த அர்த்தம் புனிக்கிறாளோ அந்த தேனோபனிஷத்துல பிரதிபோத விதித்தம் அமிர்தம் அமிர்தத்துவம் விந்ததேன்னு ஒரு வாக்கியம் இருக்கு பாரு இங்கேயே அதனுடைய சாய் அவனுக்கு அர்த்தம் ஆகி போறதுன்னு இருக்கு என்ன ஆகணுமோ அதெல்லாம் இங்கேயே அவனுக்கு இந்த கண்ணாடியில் பார்த்த மாதிரி ஆகிப்படும் அவனுக்கு அப்புறம் நேர பார்ப்பான் அப்புறம் ஆ இங்க பார்க்காத அங்க போய் ஆபரம் ஆபரம் நின்றுனாக்க யோயோ அங்கெல்லாம் தான் வியாக்கியானங்கள்ல ரொம்ப கஷ்டப்பட்டதெல்லாம் இங்கேயே வேற அங்கேயே வேற இருக்கிறதுக்கு சம்மந்தமே இல்லை அப்படின்ற வாக்கியங்கள்லாம் வரும் அதெல்லாம் அந்த மாதிரி இது அப்படி அப்படி சொன்னாலும் அவனுக்கு இதுவும் கிடையாது அதுவும் கிடையாதுன்னு தான் அதனால அந்த வாக்கியம் வரைச்சு அப்பப்போ அதுக்கு தகுந்த மாதிரி வியாக்கியானம் பண்ணலாம் அதனால ஏ அமிர்தாஸ்தே பவந்தி அப்படி யார் புரிஞ்சுக்கிறாளோ இங்கேயே இங்கேயே அர்த்தமாகாது அது ஒண்ணு இருக்கு நான் வச்சனும் நூறு வாக்கியம் இருக்கு பாருங்க இல்ல இல்ல அதான் இதாச்சே அது இல்ல இங்க இங்க என்னவோ ಅದನ್ನು பண்ண அர்த்தம் பேதத்தை பார்த்தானானே மிருத்யோச மிருத்து பாப்பனோத்தின்னு பேதமே கூடாதுன்றவா வேதம் உண்டு ஆனா அந்த கண்டிஷன்ல இந்த கண்டிஷன் அந்த கண்டிஷனுக்கும் பேதம் உண்டுன்னு சொல்றோம்னு அர்த்தங்க ஆகக்கூடிய கண்டிஷன் அனுசரிச்ச மாதிரி தான் மேலுக்கும் ஆகும் அதனுடைய சூச்சனை எல்லாம் இங்கேயே வந்துடும் அவனுக்கு அப்படி இல்லாத இப்ப சொல்லக்கூடியதான் இப்ப சாமானியா அப்படிதான் சொல்லுவா இப்ப பண்டிதாண்ட கிண்டா சண்டை போட்டு ஏன்னா நீ பாத்திருக்காரா என்னைக்கு அதுவும் கேட்டா சரிய நிற்கிச்சா எல்லாம் புரியாது சரிய விழுந்து போனாட்டம் தெரியும் சொல்லுவா சரி விழுந்து போனாட்டம் ஒன்றும் தெரியாது அப்புறம் இருக்குதான் வரும் அப்புறம் அதெல்லாம் ஜாஸ்தி கேட்கணும் இப்ப நாம ரொம்ப கஷ்டத்தில் இருக்கோம்னா ராமஞ்சுமாவது சிவமஞ்சுமாவது ஒன்றும் கிடையாது நான் எத்தனை பேர் சொல்லிட்டே இருக்கேன் எனக்கும் சேர்த்தான் தான் சொல்கிறேன் உங்களுக்கு சொல்றேன் நினைக்க வேணாம் லோக்கத்துல ராமனா சூதா ரெண்டே தான் வர்ணம் இருக்குது நாலு வர்ணம் கிடையாது எல்லா பண்ணித்தாலும் சொல்லா நானே கேட்டுருங்க அதெல்லாம் வசுதா வைசா சூதா ரெண்டே வர்ணம் தான் இருக்குது நாலு வர்ணம் கிடையாதுன்னு தீர்மானம் ஆஹ் பிராமணா சூதான் தங்களை பிராமணால ஆக்கி விட்டு அசா சூதான் வெய்யத்துக்காக மாத்திரம் வச்சிருக்கான் அவன் நடா சூத்துறேன் போடா அப்படின்னு சொல்றதுக்கு வச்சிருந்த காலத்தவரோ நாம் பண்ணலாம் வயிற்று ஆளுதான் காரியம் பண்றமா இல்லையா ஏன்னா வேற யாருன்னு போய் சொல்லி சர்டிபிகேட் வாங்கணுமா நம்ம பிராமணனா இல்லையான்னு நம்ம பிராமணனா இல்லையான்னு ஒருத்தர் போய் சர்டிபிகேட் வாங்குற சித்தி வந்ததுன்னா போச்சு பிராமணன் இல்லையாடா நம்ம மனசே அர்த்தம் அவமானமா நான் ஜெயிச்சு விட்டேன்டான்ட்டு நான் ஜெயிச்சிருக்கேனா இல்லையா கொஞ்சம் பார்த்து சொல்லுப்பான் டாக்டர் போனாங்க ஆகலே வாய்ச்சி ஆகலேன்னு அர்த்தம் அதுக்கு கஷ்டமான சீத்தில மாற்றி நிட்டுருக்கோம் நம்ம அதுக்கெல்லாம் தான் நான் ரொம்ப சிரமப்பட்டுட்டேன் அதுக்காக தான் நான் சொல்றது மொத்தத்தையும் ஓப்பனா சொல்றேன் தப்பா நினைக்காதுங்க நான் யாரையும் கிரிட்டிசைஸ் பண்ணல என்னையே பண்ணிக்கிறேன் நான் அவ்வளவுதான் சரி சரிதான் ரொம்ப ஏமாத்தி விட்டுருக்கானா ரொம்ப கஷ்டத்தை அனுபவிச்சு விட்டுருக்கேன் நான் வரகால சுவாமி ஒருத்தர் தான் ரொம்ப பிராமணிகளா ரொம்ப நல்லா சொல்லிட்டு இருந்தார் விஷயங்களை அவர் தான் அதனால சந்தோ அத வித்மஹா தத்வயம் தத்வயம் நம்ம வித்மஹா எடுத்து தெரிஞ்சுட்டோம்னா அப்போ சந்தா இருந்துட்டு தெரிஞ்சுட்டா முடிஞ்சது எல்லாம் நச்சேதி வாதேதி அவேதி மகதி வினஷ்டிஹி ரொம்ப நஷ்டம் அவனுக்கு ஒண்ணும் கிடைக்காதுன்னு அர்த்தம் ஒண்ணுக்கு ஏ தத்விது அமிர்தாஸ்தே பவந்தி அந்த புரிஞ்சினாலே போடுவோம் அப்பவே அமிர்தத்துவ பிராப்தி வர மாதிரி வந்துடும் அவனுக்கு தெரிஞ்சுடும் அர்த்தம் இங்கேயே அத்தே தரே துக்கம் இத்தரால்னா துக்கமே அப்பியந்தி துக்கத்துல போய் தான் நிலையமாக ஆவாடலாம் ஆனந்தமே கிடைக்காத வாழ்க்கு எதை எதை தம் அனுபவித்தி ஆத்மானம் தேவமஞ்சகா தன் ஆத்மாவையே தேவனா பார்க்கிறானோ எவன் அந்த லெவலுக்கு போயிடுறான் இவனும் துல்லியமாக ஆகிறானவன் அந்த மாதிரி ஆகிறதுனால தெய்வம் அஞ்சசா வாஸ்தமா சத்தியமா ஆத்மானம் பசதி ஈசானம் பூத பவ்யசா பூதம் பவ்யம் எல்லாத்துக்கும் சேர்ந்து ஈஸ்வரன் மாதிரி ஆகிறான் அவன் அத்தோ வீடு குப்சத்தே ஆகினால அவன் எந்த விஷயத்திலும் எதுக்கும் அவன் என்ன தியாஜ்யம் ஜுகுப்ச விஷயமே இல்லை ஏன்னா உபாதானம் இந்த உபாதேயம் தியாஜ்யம் சொல்லுவாள் இந்த மாதிரி ரெண்டு கட்சியே கிடையாது அப்புறம் எல்லாம் ஒரே மாதிரி ஆகி போறது அவனுக்கு மதர்வாக் சம்பத்சர்வ அகோ விப்பரிவர்த்ததே தத்தேவா ஜோதிஷாம் ஜோதி ஆயுர்கோபாசதே அமிர்தம் வருஷம் கணக்கு போட்டு கழிஞ்சு போயிட்டே இருக்கு போயிட்டே இருக்கு அகோ விப்பரி வர்த்ததே தத்தேவா ஜோதிஷாம் ஜோதி அப்பேற்பட்டதானது தேவாகா ஜோதிஷாம் ஜோதி உபாசத்தை அப்பேற்பட்ட ஜோதிஷதாம் எந்த ஜோதிஷ கணக்கு வச்சுட்டு போறாள் சூரியன் சூரியோதயம் என்ற மாதிரி கணக்கு போறாளோ இல்லையோ அந்த மாதிரி அந்த ஜோதிஷம் ஒன்று இருக்கேன் அந்த ஜோதிஷ பார்த்து அப்படிதான் இதுக்கெல்லாம் முடிவு வரும் அது வரைக்கும் இப்படியே நாள் கணக்கு வஸ்திர கணக்கு தின கணக்கு எல்லாம் போட்டுருப்பா ஆனா ஜோதிஷாம் ஜோதி எது இருக்கோ அதுதான் சர்வா ஆயுர் ரூபமா அது சாஸ்வதமான நிலை இது அதையே அமிர்தம் இது உபாசத்தே தேவஹா தேவதைகளுக்கு தான் அந்த அந்த மாதிரி இவாழ ஆயுர்தான் அர்த்தம் தேவாகனா தேவ சமானம் ஆகிறதுனால இவாழம் கூட அந்த லெவல்ல அந்த ஆயுஷி ஆயுஷ்னா அவனுக்கு அமிர்த அமரத்துவத்தையே உபாசனம் பண்ற மாதிரி ஆகி போறது அவளுக்கு அமிர்தம் ஆயு அவள் ஆயுஷெல்லாம் அமிர்தமயம் அப்பேற்பட்ட ஆயுஷா அவள் தான் புரிஞ்சுக்கிறாத்தின் பஞ்ச பஞ்ச ஜனாக ஆகாஷ பிரதிஷ்டிதா தமேவ மன்ய ஆத்மானம் வித்வான் பிரம்மா அமிர்தம் அமிர்தம் பஞ்சா பஞ்சா பஞ்சா எல்லாம் கணக்கு போட்டு எல்லாம் இருபத்தி நாலு தத்துவம் ஆறுதான் கணக்கு போட்டு வச்சிருக்கா வியாக்கியானம் அதுல பஞ்ச பஞ்ச ஜனா அஞ்சு அஞ்சா ஐயஞ்சு இருபத்தஞ்சுன்னு கணக்கு பண்ணிக்கும் ஆகாஷான்னா ஜோதி ரூபமானது ஆத்ம தத்துவம் இதெல்லாம் யாதில் நின்றுருக்குதோ சமேவ மன்ய ஆத்மானு இது இந்த வாழ்க்கை பிரம்மசூத்திரத்துல விசாரம் வரப்போகுது பெருசா என்ன அர்த்தம் நான் சித்தாந்தத்தை தகுந்த மாதிரி வச்சிருக்கேன் அஞ்சு இன்டு அஞ்சு இருபத்தஞ்சு ஆகாசானா ஜீவ தத்துவம் இதெல்லாம் சேர்ந்தாக்க எத்தனையும் எதை ஆதாரமாக நின்றுருக்குதோ எஸ்மின் பிரதிஷ்டாக சமேவ மன்ய ஆத்மா அதுதான் மேல இருக்கக்கூடிய பரமாத்மான்னு பேர் இருக்கு வித்வான் அந்த ஆத்மானம் வித்வான் அந்த ஆத்மாவை தெரிஞ்சிருந்தவன் அவனே பிரம்மா அமிர்தோ அமிர்தம் அவனும் ஆறாம் அது அமிர்த சுரூபமானது அதுவும் எப்பேற்பட்டது அந்த ஆத்மா பிராணச பிராணம் உத சக்ஷுஷஸ்ய சக்ஷு ஸ்ரோத்ரஸ்ய ஸ்ரோத்ரம் மனசோ ஏ மனோவிது நமக்கு பிராணம் உசிராடுறதுன்றமே பிராண பிராணவாயுக்கும் பிராணத்தை கொடுக்கக்கூடியதான் அவன் அவன் அதீனமாக இருந்துதான் அது நம்ம உசிராட வைக்கிறது அது மாதிரி சக்ஷு சக்ஷுரிந்தியன் காரியம் பண்ணமானா அவன் அது உள்ள இருந்து காரியம் பண்ணாதான் உண்டு சக்ஷுஷஸ்ய சக்ஷு ஸ்ரோத்ரஸ்ய ஸ்ரோத்ரம் காதுக்கெல்லாம் காதா இருக்கக்கூடியவன் அவன் அதே மாதிரி மனசோ ஏயோ மனோ விது மனசுக்கும் மனசு மனசா இருக்கக்கூடியவன் அப்பேற்பட்டவனே ஏ விது யார் புரிஞ்சுக்கிறாளோ ஏ நிச்சயிக்கியோர் பிரம்மா புராணம் மத்தியம் எது புராணமானது என்ன ரொம்ப நாளாக இருக்கக்கூடாது இனி இருக்கக்கூடியது புறாபி நவம் புராணம்னு அர்த்தம் அக்னியம்னா சர்வசிரேஷ்டம் அப்பேற்பட்டமான பிரம்மத்தையே நிச்சயக்கியோ தேடி பிடிச்சுட்டா அவாடலாம் அடைஞ்சுட்டா அவாடலாம் அதனால மனசு இவானோ திரஷ்டவியம் ஏகனானா திகிஞ்சனா அத்வைத்தம் சண்டை இருந்தே இருக்குது இதெல்லாம் ரெண்டு கட்சம் கிடையவே கிடையாது நான் சொன்னது ஒரே தான் சித்தாந்தம் அப்படி இப்படின்னு மறுபடியும் சித்தாசித்தமா வானா அர்த்தம் அவ சொல்றது என்னன்னா ரெண்டு கிடையவே கிடையாது பிரபஞ்சத்துல பிரபஞ்சத்துல ரெண்டு இல்ல கோச்சி இருக்குது பிரபஞ்சத்தின் பிரபஞ்ச தீகானாக இந்த பிரபஞ்சத்துல அர்த்தம் இல்ல ஏன்னா அந்த கண்டிஷன் அந்த கண்டிஷன்ல ரெண்டாவது விஷயமே இல்லை அத்தையே தான் தீர்மானமான ஒரே விஷயம் தான் அங்க ரெண்டு பர்சன்ட் கிடையவே கிடையாதுன்னு அர்த்தம் அந்த கண்டிஷன்ல அத்தை மனசுல ஊகம் பண்ணி அடிச்சுக்கோங்க அது அனுபவிக்க அப்புறம் அனுபவிக்கலாம் அப்புறம் மன செய்வானு திரஷ்டவியம் நேகனானா சிக்கிஞ்சனா அந்த கண்டிஷன்ல ரெண்டு கண்டிஷன் ரெண்டு வழி அடுவே கிடையாது ஒரே ஒரு வழி தான் போற வழியெல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும் அது யார் இதுல பேதத்தை பார்க்கிறானோ மிருத்தியோ சமிருத்தியமா புனோதி ஜெய்ஹனானேவ பசதி இதுல இதே வெளியே வேற அந்த வெளியே வேறன்னு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொன்னான் நானு அதெல்லாம் வேற வேற லோகத்துக்கு வெளியே தோறோ பிரம்மலோகத்துக்கு போகக்கூடிய வழி மாத்திரம் ஒரே வழிதான் அதுல பேதமே கிடையாது என்றதுக்காக அந்த வாக்கியம் இது லோகத்துல வச்சுட்டு இருக்கா ஈகான்றது இந்த லோகத்துல பேதம் இல்லாத எங்க போடும் சொல்லுவோம் அதனால்தான் பேதம் எல்லாம் நித்திய கித்திய வாக்கியார்த்தம் வந்ததெல்லாம் அதனால்தான் வந்துருச்சு இங்க இகான்னா அந்த உபாசனா மார்க்கத்திலே அந்த இடத்துல அந்த உபாசனா ஸ்டேஜ்ல ஆமா அந்த ஸ்டேஜுக்கு சேரக்கூடிய சப்தங்க அங்க ரெண்டாவது விஷயமே கிடையாது ஒரே மாதிரி பிரம்மானுபவத்துல போயிட்டு இருப்பான் அவ்வளவுதான் போறது உண்டா இல்லையான்னு சண்டையெல்லாம் இருக்குது எத்தனை சண்டை இருக்குன்னா போகிறதே கிடையாது இருக்கிறதுலே இருக்காம அப்படின்னு சொல்ற வார்த்தைலாம் இருக்குது நிறையா இருக்குது சத்தியத்துக்கு பத்தத்து மேலே அர்த்தம் பண்ணி ஒருத்தான் நீங்க தெரிச்சவங்களான பிரம்மசூத்திரம் வந்த போது விசாரம் பாய்ச்சி அர்த்தம் பண்ணுச்சு அதுக்கெல்லாம் வருமானா அப்புறம் தீர்மானம் பண்ணலாம் சத்தியத்துக்கு யதாசிருத்தமான ஒரு அர்த்தம் அப்புறம் எடுத்துது பிரித்தியோ சமிருத்தியமா புனோசி நானே பசதி ரெண்டாவது ஒன்று இருக்குது போல தெரிஞ்சாரு கூட ஏ நானா இவா ரெண்டாவது ஒன்று உண்டுன்னு தெரிஞ்சா கூட அவன் மிருத்தியிலேருந்து மிருத்தி ஒன்று தான் போவானோ பிருத்தியிலிருந்து அமிர்தத்துக்கிட்ட வரவே மாட்டானவன்